அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பா சங்கரி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன் படித்தேன் வாழ்க்கையை பிடித்தேன் என்னும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் படித்ததன் மூலமாக அடைந்த வெற்றி பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அதாவது பள்ளி நாட்களில் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி முதலில் இங்கு பதிவி பதிவிட்டு பிறகு நான் அடைந்த வாசிப்பு என்ன என்பதை குறிப்பிட்டு அதன் மூலம் நான் இன்று அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதலில் நான் குறிப்பாக ஒரு ஒன்பதாம் வகுப்பு வரை நான் ஒரு கடை மாணாக்கராகவே நான் கருதப்பட்டேன் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு நேர மேலாண்மை என்பது சரியாக தெரியாது எப்படி நாம் ஒரு பொருட்களை கையாள வேண்டும் என்பதும் தெரியாது எப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை நாம் எப்படி படித்துணர வேண்டும் என்ற அறிவு வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் எனக்கு அன்றைய காலகட்டத்தில் இல்லை இதன் விளைவாக நான் பல முறை பள்ளி தேர்வுகளில் கடை மாணாக்கராகவே இருந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் எனக்கு படிப்பது என்பதை விட அங்கு நாம் சென்று அந்த மாணவர்களையும் அந்த ஆசிரியர்களையும் எப்படி நாம் பார்ப்பது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் எப்படி பதிலளிப்பது ஏன் உனக்கு இந்த அளவிற்கு குறைந்த மதிப்பெண் இதற்கெல்லாம் நாம் பதில் கூறுவதற்கு நமக்கு ஒரு மனநிலை என்பது தேவைப்படும் அறிவின் வளர்ச்சியும் தேவைப்படும் அந் அந்த காரணத்தினாலே நான் பள்ளிக்கு செல்வதற்கும் பல முறை வேண்டா வெறுப்பாகவே நான் சென்றேன் என்றே நான் என்றே தான் கூற வேண்டும் குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பில் நான் அடைந்தேன் மன வளர்ச்சியையும் அறிவு வளர்ச்சியையும் இந்த மன வளர்ச்சி என்பது என்னவென்றால் ஒரு மனிதன் இயல்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது என்பதை தான் அவனுடைய வாழ்க்கையானது பிரதிபலிக்கும் ஆனால் அவன் பலவிதமான நூல்களை படித்து அறிவின் மூலம் வளர்ச்சி அடைகிறான் அந்த அறிவானது அவனுக்கு மனத்தினை உத்வேகப்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு மனிதன் சாதிக்கிறார்கள் என்றால் அந்த மனிதனுக்கு சரியான ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஆட்கள் அவனுடன் இருந்திருப்பார்கள் அந்த வகையிலே எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நூலாசிரியர் தான் இன்றைய நான் யார் என்பதை எனக்கு தெரிவித்தார் எனக்கு பல முறை அன்றைய நாட்களில் எனக்கு பல முறை நான் மனதளவில் நொந்து போனேன் என்று தான் கூற வேண்டும் பிறகு நான் அந்த நூலாசிரியரை சந்தி நூலகத்தினுடைய ஆசிரியரை சந்தித்து அவருடன் பேசினேன் பேசும் பொழுதெல்லாம் அவர் கூறுவது என்னவென்றால் நூல்களை படிக்க வேண்டும் என்ற இந்த ஒற்றை வார்த்தையை தான் நான் எப்பொழுதெல்லாம் செல்லுவேனோ அப்பொழுதெல்லாம் கூறினார் அதன் விளைவாக நான் சென்றேன் நூல்களை படித்தேன் அன்று எனக்கு தெரியாது இந்த நூல்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் என்று அப்பொழுது நான் சென்ற அந்த சமயத்திலே நான் ஒரு சிறு கதையினை நான் படித்தேன் அந்த கதை என்னவென்றால் ஒரு இரண்டு நாட்டிற்கான போர் அந்த போரில் ஒரு நாட்டு அரசன் ஆறு முறை தோல்வி அடைகிறான் ஏழாவது முறையாக அவன் வெற்றி பெறுகிறான் அந்த கதை என்னவென்றால் அந்த கதையை அந்த அரசன் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் என்றால் சிலந்தியிடம் இருந்து அந்த அந்த நிகழ்வை அவன் பார்த்து அதை கதையாக வடிக்கிறான் இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம் காற்றினால் அந்த சிலந்தி பின்னக்கூடிய வலையானது சிதைக்கப்படுகிறது பிறகும் அது முயற்சி செய்து அந்த சில் அந்த வலையினை மீண்டும் பின்ன முயற்சி செய்கிறது அப்படி அது ஆறு முறை அந்த வலையினை பின்னி ஆறு முறையும் தோல்வி அடைந்து தன்னுடைய முயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் ஏழாவது முறையாக பின்னுகிறது என்பதுதான் அந்த கதை அந்த கதையை அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த அரசன் அதை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த தொடங்கினான் அவன் ஏழாவது முறை போர் செய்து அவனுடைய எதிரியை வென்றுவிட்டான் இந்த அரசன் என்பது அப்பொழுது எனக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு நான் அடைந்தேன் அந்த பத்தாம் வகுப்பிலே ஒரு செய்யுள் சாலை இளந்திரையனாயினுடைய ஒரு பாடல் இன்றிலை பருவம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் என்ற இந்த இரண் ஒரு கதை ஒரு செய்யுள் இந்த வார்த்தைகள் என்னுடைய மனதினே அடிக்கடி எதிரொலித்து கொண்டே இருந்தது பிறகு நான் என்னுடைய முயற்சியையும் என்னுடைய அறிவினுடைய வளர்ச்சியையும் வெளி உலகிற்கு காட்ட வேண்டும் தன்னுடைய கடின உழைப்பினால் என்று என்னுடைய மனத்தை நான் திடப்படுத்தி கொண்டேன் வெளி உலகில் அதாவது என்னுடன் பயிலும் மாணவர்களில் நான் தலைமாணவர் ஆக வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த விருப்பத்திற்கு நான் அடித்தளமாக இட்டது என்னுடைய முயற்சியையும் கடின உழைப்பையும் என்றுதான் கூற வேண்டும் அப்பொழுது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது நெருங்கிவிட்டது தேர்வில் அந்த நான் படித்த பள்ளியினுடைய ஆசிரியர்களின் மனநிலையை பொறுத்த வரையில் நான் என்னால் எதவும் சாதிக்க முடியாது என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அந்த தேர்விலே நான் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று நன்முறையில் தேர்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு நான் பதினோராம் வகுப்பிற்கு அந்த தேர் அதாவது அந்த குரூப் எடுக்கக்கூடிய அந்த சமயம் அப்பொழுது நான் பொறுமையாக நிதானமாக என்னுள்ளே நான் கேட்டு பார்த்தேன் உனக்கு என்ன தேவை நீ என்ன எடுத்தால் நீ அதில் சாதனையாளராக நீ வெளிவருவாய் அதன் மூலமாகத்தான் உன்னை எதிர்த்த மாணவர்களுக்கும் உன்னை எதிர்த்த ஆசிரியர்களுக்கும் நீ யார் என்பதை காட்ட முடியும் என்று நான் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டேன் அதன் விளைவாக அதாவது கணினி அறிவியல் மற்றும் கணிதம் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பிரிவினை நான் தேர்ந்தெடுத்தேன் அதில் என்னுடைய முயற்சியையும் கடின உழைப்பையும் அடித்தளமாக போட்டு அதில் நான் மேலே வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் விருப்பப்பட்டேன் பிறகு அந்த அந்த பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு நாட்களும் நெருங்கியது அந்த நடந்த அந்த பொது தேர்விலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்று அந்த பள்ளியிலே கணினி அறிவியல் அந்த பாடத்தில் தலை மாணவனாக மாணவியாக நான் வெளிவந்தேன் என்பதுதான் எனக்கு இன்றளவும் நினைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவது அந்த இரண்டு ஒரு கதை மற்றும் ஒரு செய்யுள் இது இரண்டும் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அனுபவத்தை எனக்கு வெற்றி கனி எப்படி இருக்கும் என்பதை எனக்கு காட்டியது என்றுதான் கூறும் கூற வேண்டும் இன்று நான் பள்ளிக்கு சென்றாலும் என்னை எதிர்த்த ஆசிரியர்களும் என்னை எதிர்த்த என்னுடன் அன்று பயின்ற மாணவர்களும் வெளியே வெளியே எங்காவது சந்தித்தோமே ஆனால் என்னை இகழ்வது அன்று அவர்கள் செய்த தொழில் ஆனால் இன்று அவர்கள் செய்கின்ற தொழில் என்னை புகழ்வது இந்த இரண்டு அதாவது ஒரு கதை ஒரு செய்யுள் என்னுடைய வாழ்க்கையை மிகவும் முற்றிலுமாக மாற்றி அமைத்து நான் யார் என்பதை எனக்கே அறிமுகப்படுத்தியதாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிமடைத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்